Thank you. ஐயா வணக்கங்க ஐயா நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேங்க என் பேர் தனசேகருங்க தனசேகருங்க என் பேர் திருப்பூர்லேருந்து வரேங்க நான் வந்து மனவளக்கலையில் துணை பேராசிரியாக இருக்கிறேங்க ஐயா அந்த பயிற்சி முறையில் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி தியான முறைகள் தீட்சை கொடுக்குற அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்குறேங்க உடற்பயிற்சி ஒரு சில ஸ்பீச்சுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்ருப்பேன் உங்களோட ஸ்பீச்சுகளெல்லாம் நிறைய கேட்டிருக்கேங்க உங்களோட புரிதலும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு உங்கள் புரிதலும் எனக்கு கிடச்சி மனவளக்கலையிலையுமே அந்த பயிற்சி முறைகள் உடற்பயிற்சி தியானங்கள்லாம் பண்ணும்போது அதுலேயும் எனக்கு ஒரு நல்ல ஈடுபாடாக இருந்துச்சுங்க ரெண்டுமே எனக்கு இது பண்ணிட்டு போகும்போது நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு குழப்பம் வந்து எனக்கு எல்லாமே கற்றுக்கிட்டது எல்லாமே மறந்து போன மாதிரி எது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது உண்மை திடீர்னு மறைஞ்சு போய் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாமல் கற்றுக்காமல் இருந்தபோது ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லைங்களா அந்தமாதிரி ஒரு குழப்பமாக ஒரு எதுவுமே எல்லாமே மறந்து போன மாதிரி மறைஞ்சு போன மாதிரி ஒரு குழப்பம் வந்துருச்சுங்கய்யா அது அது என்ன ஒரு நிலைன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குதுங்க அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஸோ வாடகை வீட்டிலே குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் பத்து வருஷமாக குடியிருக்கிறீங்க உங்கள் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்குது வீடு ஒரு இடத்துல இருக்குது பத்து வருஷமாக இருந்து வீட்டுக்கு போகிறீங்க முதல்ல நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் இந்த வீட்டில் குடி வந்த புதுசில் ஆஃபீஸில் இருக்கு இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிற பாதையோ இருந்து உங்கள் வீட்டுக்கு வர்ற பாதையோ உங்களுக்கு ஒரு நினைவு வச்சா தான் நீங்கள் அங்கே போக முடியும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேச்சு வாக்கில் ஏதோ சிந்தனை பண்ணுறாப்புல கூட நீங்கள் ஏதோ பைக் ஓட்டிகிட்டு வந்தால் கூட உங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து நிற்பீங்க ஏன்னா உங்களுக்கு அது எல்லாமே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிட்டது அதே மாதிரி இப்போ நீங்கள் நீச்சல் பழகிறீங்க நீச்சல் பழகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீச்சல் பழகும் பொழுது முதல்ல இப்போ நீச்சலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும் பிறகு ஏதோ ஒரு பழகி உங்கள் இதோடு சேர்ந்ததுக்கு பிறகு நல்ல நீங்கள் நீங்கள் நீச்சல் நல்லாவே கல கற்றுக்கிடுறீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் நீங்கள் கேப் ஆகிடுது நீங்கள் நீச்சல் பழகிறதுக்கு சான்ஸே நீச்சல் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிருக்கு பத்து வருஷம் கழித்து விட்டு நீ தண்ணியில் இறங்கினாலும் கூட உங்களை அறியாமலே அந்த நீச்சல் வந்துடும் அப்போ அது வந்து உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம கான்செப்ட் படி நீங்கள் அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோம் அதனால் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்கும்போது செய்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அடையிறதுக்கு எதாவது இருந்துன்னா தான் செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க போது செய்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும் அதனால் இங்கே வந்து நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறோம் அதனால நேச்சுரலாக அந்த மாதிரி தான் வரும் அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதுக்காக செய்கிறதுக்குன்னு சொல்லி சில வேலைகள் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஒரு க ஒரு இப்போ நீங்கள் உதாரணமாக என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள் கம்பெனியில் டெய்லராக இருக்கிறீங்க டிரைவராக டெய்லர் டெய்லர் டெய்லராக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் டெய்லராக இருக்கிறது டெய்லரிங் வேலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கா நீங்கள் இதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை பார்த்தீங்களா நான் அதில் நீங்கள் டெய்லரிங் வேலை பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிறீங்க அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது அது ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க அந்த முடிவே வந்து உங்களை அந்த செய்ய வேண்டிய செயல்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அதனால் இப்போ டெய்லரிங் இது வந்து உங்கள் தொழில் அதனால் நீங்கள் அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் எந்த புரிதலும் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் சிஸ்டர்ஸோடு சேர்ந்துட்டுது அது பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி கூட நீங்கள் சம்மந்தம் இல்லாதபடி வேறு புதுசாக ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணனாலும் கூட சில முடிவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சுருவீங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அளவில் இதுக்குன்னு சொல்லி முன்னால் ஒரு காலத்தில் ஆன்மீகம்னு சொல்லி ஒரு கோல் வச்சுருப்போம் ஞானம் அடைகிறது அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிலை அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுருப்போம் அப்போ அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அதை செய்ய வேண்டிய ரொட்டீன்லேருந்து விலகிட்டால் கூட நமக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டோமேனுட்டு இப்போ இங்கே இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா நீங்கள் செய்கிறதுக்குனிட்டு ஒன்றுமே இல்லைங்கும்போது செய்யாமல் விட்டோமேங்கிற ஃபீலிங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து அகத்தை பொறுத்தளவு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது தான் கரெக்டு ஆனால் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் புறத்தில் உங்களுக்கு கோல் ஏன்னா நீங்கள் டெய்லரிங் ஒர்க்கை பற்றி பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு செயல்படணும்னுட்டு இருந்ததுன்னா அதுக்காக ஒரு கோலை செட் பண்ணிவிடுங்க